அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ யானையை பற்றி ஒரு சில தகவல்கள் யானைக்கு பிடிக்காத உயிரினம் தேனி மற்றும் எறும்பு யானை இறந்துவிட்டால் மற்ற யானைகள் இறந்த யானையை அடக்கம் செய்கின்றன அதேபோல் யானைக்கு உடம்பு சரியில்லை எனில் மற்ற யானைகள் ஒன்று சேர்ந்து கவனித்துக் கொள்கின்றன